டேய் டேய் டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா கார்பட்டு மண்டையா வெயிட் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத நீ யாரா என்று எப்படி நோ சார் நான் ரொம்ப டீசென்டான ஃபேமிலில பிறந்தவன் சார் என்ன பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லிருக்காங்க sir Did you do that? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா Are you guilty? Because you're looking real guilty. Mm-hmm. நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா Thank you. Lady Gaga. Be happy. Cool down, cool down, cool down. No. போடா பண்ணி போடா பண்ணி போடா பண்ணி சும்மாறா சொட்ட தலையா because I won't let you go on the counter. <laughs> உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என் ஃபாதர் வாசிக்க என் மம்மி ஆட நானும் எங்க அண்ணன் உட்காந்து வேடிக்கை பார்க்க <laughs> ஒரே கூத்தா இருக்கும் என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்கு Улыбнись. Улыбка. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு ராஸ்கல் யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க பத்து பைசா கிட்ட போடா வழி அவங்கடி பீத்த சிரிக்கலாம் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஆறு மணிக்கு மேல நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு தெரியுமில்ல அப்பா அப்பா வந்து ஒரு கட்டி போட்டு போப்பா எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் ஆஹா நம்ம கிட்ட நம்ம கிட்டே போடுற ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் up, man! Crazy Coco. At it again. அட வெக்கம் கட்டுவீங்களா இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு சோனமுத்தா டேய் டேய் டேய் சோனமுத்தா போச்சா speaking. Sit down. இந்த மாதிரி கலர் சட்டெல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில அண்ணாச்சியில் வாங்கி போட்டுருக்கு பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க பண்றான் பாரு respect, that respect. Okay? கேக்குது ஒரு தேவை எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்கு போ Can I help you? ஃபீலிங்கா என்ன என்ன ஃபீலிங் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற ரொம்ப வாசிக்காத Come on! Ah, you're such a dork. டார்ச்சர் பண்ற rascal Shut up your mouth. You smile? கஞ்சி மஞ்சி அடங்கோ And she bought you a toy. Smile? ரெண்டு பேரும் மாறி மாறி பாராட்டுறாங்க எப்ப நான் சிக்கி சின்ன பின்னமாக போறனோ You, you, you! I pull up the idiot of the pull up the ass! ass! ass, ass. rrr, <laughs> rrr.